ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே செல்ஃப் கலரில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீங்க அதாவது பாடி ஆஃப் சாரீ பல்லு ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடிய சாரீ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் பார்க்குறீங்க டபுள் சிக்ஸ் எயிட் சாரியுடைய code number double six eight colour magenta colour பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்டட் சரியிலுமே வந்திருக்குங்க சாரியில் பாடி ஆஃப் சாரியுடைய length five point five metre length of blouse point seven metre width of the sari and blouse forty five point five inches above இருக்குங்க சேம் பேட்டர்னில் செகண்ட் கலர் சாரி ஸோ இது வந்து நியூ டிசைனுங்க double six nine sari code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 வந்து நம்ம ஹூக்ஸ் மாட்டி நம்ம நெசவு பண்ணும்போது டாப் அண்ட் பாட்டமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த புட்டாவில் விலகி இருக்கிறது யூஸ்வலாக காமனாக எல்லா ஹேண்ட்லூம் மேட் சாரீஸ்லேயும் வரக்கூடிய ஒன்று தாங்க அதே மாதிரி சில இடங்களில் அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு விசிபிள் ஆகும் அது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடில் காமனாக வரக்கூடியதுங்க அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பாசிபிளே இல்லைங்க இந்த சாரியுடைய கலர் மட்டும் சொல்லிடுறேன் இதோடைய கலர் வந்து எல்லோ கலர் கோல்டன் எல்லோவில் இருக்கும் சாரியுடைய number six seven zero next six seven one so நம்ம வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் உங்களுக்கெல்லாம் என்ன டவுட் வருமோ அதாவது காமனாக நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்னலாம் டவுட்ஸ் வருமோ அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து நாமளே வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோவில் எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ண முடியாது ஸோ ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் வீடியோஸ் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும் sari number six seven one இதோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலர் சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்குற fourth colour sari next sari number six seven two இது அனதர் பேட்டர்னில் இருக்கக்கூடியது பீச் கலர் சாரியுடைய கலர் பீச் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்டட் சரியில் ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாகவே வருதுங்க சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட் போயிட்டீங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் மூலமாக எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதும் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி தரோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனாக இருந்ததுன்னா ஒரு சாரி தான் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த ஒரு சாரி புக் பண்ணும் போதுமே நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணும் சேம் ப்ரீபேமெண்ட்டுக்கு எந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களோ அதே ஆப்ஷன்ஸ் ஃபோர் ஆப்ஷன்ஸ் தான் கேஷ் ஆன் டெலிவரியில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி முன்னாடியே பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தது சிக்ஸ் செவன் த்ரீ ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் ஜரியில் புட்டாசன் பல்லுவர்க்கு இருக்குது colour bottle green six number 674 same pattern second color saree இது வந்து cream color சரியுடைய colour cream colour with gold ஃபினிஷிங்கில் வருங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் தான் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாங்க சில கலர்ஸ் டபுள் ஷேட் வர்றதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து வீடியோலையோ ஃபோட்டோலையோ கேப்சர் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து லிட்டில் பிட் கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் வரதாங்க செய்யுது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து pure silk three ply thread work வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க அண்ட் இதெல்லாமே ட்ரை வாஷ் பண்ணக்கூடிய சாரீஸ் அண்ட் ஹேண்ட்லூம் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு செகண்ட் சாரிலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ் கண்டிப்பாக ஹேண்ட்லூம் சாரீஸில் இருக்குங்க அது வந்து தவிர்க்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரியுடைய நம்பர் சொல்லிடுறேன் six seven five colour ink blue colour gold tested சரியில் ஃபுல்லாக புல் பல்லு அண்டு புட்டாஸ் ஒர்க் இருக்குங்க sari number six seven six six seven six double shade ராணி பிங்க் அண்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்கக்கூடிய சரிங்க இது இதுலேயுமே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் பொட்டாசியன் பல்லு ஒர்க் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப்க்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ண மாட்டோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கிளியர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நார்மல் கால் பண்ணலாம் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் sari number six double seven இந்த சிக்ஸ் டபுள் செவன் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடில் இருக்கக்கூடிய கலர் தான் sari number six double seven பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வரில் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க பல்லுவில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி ஸோ இதோடைய கலர் வந்து எக்ஸாக்டாக என்னால் டிஃபைன் பண்ண முடியலைங்க ஆனால் வந்து க பிங்க் ஃபேமிலி தான் இது வந்து வந்து பிங்க் ஃபேமிலி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு ஸோ நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையுமே பார்த்துக்கோங்க இந்த சாரீக்கு மட்டும் கலர் வந்து வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு நம்பர் ஆஃப் சாரீஸை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் உங்களுக்கு கிடைக்கிது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்